அனைவருக்கும் வணக்கம் பள்ளி அளவிலான மதிப்பீடு இதை யார் செய்வாங்க பள்ளி அளவிலான மதிப்பீடு ஆசிரியர்களால் செய்யப்படுகிறது சரி இந்த மதிப்பீடு யாரை மதிப்பீடு செய்கிறோம் பள்ளியில் உள்ள மாணவர்களை எனவே இதனை குழந்தை மைய மதிப்பீடு என்று கூறலாம் குழந்தை மைய மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான சுதந்திரம் இதில் வழங்கப்படுகிறது சுதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா குழந்தைகளுக்கு இதைத்தான் மதிப்பிடணும் இந்த கேள்வியை தான் மதிப்பிடணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஆசிரியர் நாம தான் அதை தீர்மானிக்கணும் குழந்தைகள் எதை கற்கிறார்கள் எப்படி நாம் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பது ஆசிரியர்கள் தான் அதை நிர்ணயிக்க வேண்டும் மதிப்பீடு இப்போது பாட புத்தகங்களில் திறன் அடிப்படையிலான புத்தகங்கள் இப்போது நியூ டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது இதில் பாடங்கள் இதில் உள்ள செயல்பாடுகள் எல்லாமே மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவே அதன் வகையிலாகவே கட்டமைக்கப்பட்டுள்ளது மதிப்பீடு அப்படிங்கிறது ஆசிரியர் ஒரு பாடத்தை எடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்போ அந்த பாடம் முடிஞ்சோடனே அந்த பாடத்துக்கு பின்னாடி இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்னு இருக்கும் அந்த பயிற்சி வினாக்களை மட்டும் கேட்டு அந்த மாணவன் பதிலளித்தா அப்படின்னா அவன் அதில் தேர்ந்தவன் என்று நான் மதிப்பீடு எடுத்துக்கொள்ளலாமா கிடையாது அது ஒரு சாம்பிள் கொஷின்ஸாக தான் நம்ம வச்சுக்கணும் அந்த புத்தகத்திற்கு பாட முடிவில் உள்ள அந்த கேள்விகளை வினாக்களை வந்து நம்ம ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் மாதிரி தான் வச்சுக்கணும் பாடத்திற்கு உள்ளாக ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தொடர்ச்சியாக கேள்விகளை நாம் மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டு அவர்களை மதிப்பீடு செய்தல் வேண்டும் எனவே தான் இதனை குழந்தை மைய மதிப்பீட்டு முறை என்று நாம் கூறுகிறோம் இந்த மதிப்பீட்டு முறையை நாம் பள்ளிகளில் எவ்வாறு செயல்படுத்துகிறோம் ஆசிரியர்கள் இந்த மதிப்பீட்டு முறைக்கு முன்னாடி இருந்து சிசிஇ e அப்படின்னா தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு அதாவது மதிப்பீட்டை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இன்னொன்று வந்து சப்மெட்டிவ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்மேட்டிவ் எஃப்ஏ ஆக்டிவிட்டீஸ் அது அது அந்த எஃப்ஏங்கிறதுலே ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு தான் இருக்கும் செயல்களின் மூலமாக மாணவர்களை நாம் மதிப்பிடலாம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் அது வந்து இப்போ நூறு மார்க் அப்படின்னா அதில் நாற்பது மதிப்பெண்களுக்கு வந்துட்டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான் நம்ம பண்ணுறோம் அந்த நாற்பது மார்க்குக்கு நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகள் தரலாம் மாணவர்களை மதிப்பிடுவதற்கு ஒரு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வர சொல்லலாம் இல்லை ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஒரு ட்ராயிங் ரெடி பண்ண சொல்லலாம் இல்லை ஒரு புக்லெட் ரெடி பண்ண சொல்லலாம் ஸோ இது போல் செயல்பாடுகள் மூலமாக மாணவர்களை நாம் மதிப்பிட வேண்டும் இது எதற்காகனா நம்முடைய பாட புத்தகமே பார்த்தோன்னா திறன் அடிப்படையிலான ஒரு வடிவமைப்பில் தான் இருக்குது ஸோ அந்த திறன்களை நம்ம எப்படி மதிப்பீடு செய்யணும் இதன் மாதிரியான செயல்பாடுகள் கொடுப்பது மூலமாக மட்டுமே நாம் மாணவர்களுடைய திறன்களை நாம் இவ்வாறு மதிப்பீடு செய்யலாம் இப்படி நாம் மதிப்பிடக்கூடிய இந்த மதிப்பெண்களை மாணவர்களது முன்னேற்ற அறிக்கை அதாவது ப்ராக்ரஸ் காலில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம் ஸோ இதில் ஃபார்ட்டி மார்க்ஸுக்கு இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு ஒரு மாணவன் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா இந்த முன்னேற்ற அறிக்கை வந்துட்டு நம்ம எண்ட் ஆஃப் த இயர்லேயோ இல்லை ஒவ்வொரு குவார்டர்லி இயர்ஸ் காலாண்டு அரையாண்டு அப்படி அந்த மாதிரியான இடைவெளிகளிலையோ மாணவர்களுக்கு நாம் வழங்குவோம் இதை வழங்கும்போது இது பெற்றோர்களுக்கு சென்றடையும் அவர்களோட மாணவர்கள் பற்றிய மதிப்பீடு இது இது பெற்றோர்களுக்கும் தெரிய வரும் நம்முடைய குழந்தை இந்த திறன்களில் சிறந்து விளங்குகிறார்கள் இன்னும் இந்த திறனெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை ஸோ நம்ம குழந்தைக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நம்மளுடைய அந்த ப்ராக்ரஸ் கார்டு ரிப்போர்ட் இது என்ன அப்படின்னா மாணவர்களது திறன்களுக்கும் அவர்களது மதிப்பீட்டிற்கும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களையும் சாரும் அவங்களும் தன்னுடைய குழந்தை எதை தெரிஞ்சிருக்கு எது தெரியல இன்னும் இன்னும் எதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இது எதுக்கு அப்படி சொல்கிறோன்னா வகுப்பறையில் மட்டுமல்ல மதிப்பீடு வகுப்பறைக்கு வெளியேயும் மாணவர்களுக்கான மதிப்பீடு தேவை அதற்கு நம்ம பெற்றோர்கள் துணை நமக்கு வேண்டும் இறுதியாக மதிப்பீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம் மதிப்பீடு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பாடப்பொருள் சார்பான கருத்துக்கள் சென்றடைந்து விட்டதா அந்த பாடத்திற்கு பாடநூலில் கொடுத்துள்ள திறன்களை மாணவர்கள் அடைந்து விட்டார்களா என்பதை தெரியப்படுத்துவதற்கான ஒரு யுக்தியே மதிப்பீடு இந்த மதிப்பீட்டில் திறன் குறைவாக உள்ள மாணவர்களை நாம் அடையாளம் கண்டு அதற்கு தகுந்தாற்போல் நமது கற்றல் கற்பித்தலை மாற்றி அமைத்து அடுத்த மதிப்பீட்டின் பொழுது அவர்களது முன்னேற்றத்தை நாம் காணலாம் ஆகவே மதிப்பீடு என்பது மாணவர்கள் பாடப்பொருளில் எதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எதை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டமே மதிப்பீடு என்று கூறலாம் இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்